இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் இத்தாலி மாதிரி நம்மளோட அறியாமையினாலையும் அலட்சியத்தினாலையும் இந்த கொரோனாவுக்கு பெரிய விலை கொடுக்க போறோன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நேர்த்திக்கு காலையில ஏழு வந்து ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் மறுபடியும் காலையில் அஞ்சு மணி வரைக்கும் யாருமே வெளில வரக்கூடாதுன்னு சுய ஊரடங்கு உத்தரவை மக்கள்கிட்ட நம்மளோட அரசு வந்துட்டு முன் வச்சிருந்துச்சு மக்களும் அதை சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே கோமாளித்தனமாக எல்லாருமே திரும்ப வந்து ஒன்று கூடி அந்த தனித்தனியாக இருந்த சுய ஊரடங்கு வந்துட்டு சந்தோஷமாக கொண்டாடுற மாதிரி எல்லாருமே கைத்தட்டி ஆரவாரப்படுத்துனாங்க எல்லாரும் ஒன்றாக கூடி இந்த இடத்துல நோய் ஸ்ப்ரெட் ஆகுன்ற ஒரு சின்ன புதுதளவு அறிவு கூட இல்லாமல் இருந்துச்சு இதை விட ஒரு மிகப்பெரிய மோசம் என்னன்னா ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா சென்னை மாதிரியான பெருநகரங்களில் முண்டி அடிச்சுட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க பஸ்ஸு கஷ்டப்பட்டு இன்னொரு இடத்துங்களுக்கு போகிறதுக்காக அவங்க சொந்த ஊர் போகிறதுக்காக எல்லாரும் சண்டை போட்டு பஸ்ஸில் ஏறதை நம்மளால பார்க்க முடிஞ்சு நிறைய ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதில் ஒரு விஷயம் ஏன் இன்னும் படித்தவனுக்கு புரியவே மாட்டேங்குது இதோட சீரியஸ் ஏன் தெரியவே மாட்டேங்குதுன்னா இத்தாலியும் இதே மாதிரி அலட்சியமாக தான் இருந்திருக்காங்க முதல் வாரம் பெருசாக ஒன்றும் தெரியல ரெண்டாவது வாரம் பெருசாக ஒன்றும் தெரியல மூன்றாவது வந்து தொடர ஆரம்பிச்சது இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இத்தகைய கண்ணீர் வழியே எங்களோட மக்களை புதைக்க கூட இறதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இத்தாலியில் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு பஸ்ஸில் ஏறினேன் வந்து இன்னைக்கு சொந்த ஊருக்கு போனேன் வேற வேறு நகரங்கள்லேருந்து சொந்த ஊருக்கு போனேன் முண்டி அடிச்சுட்டு அதாவது இந்த சமூக இருந்து யாரெல்லாம் வந்துட்டு அதை தவிர்த்துட்டு அரசோட அறிவிப்புகளை வந்துட்டு பெருசாக எடுத்துக்காமல் யாரெல்லாம் வந்துட்டு ஒன்று கூடி இந்த மாதிரி வந்துட்டு முண்டி அடிச்சு போனாங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த கொரோனாவை பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எனக்கு இல்லையே இல்லை இங்கே வந்து இல்லை இருந்திருந்தால் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு மூணு விஷயம் சொல்லப்படுது என்னன்னா இறக்குமதி நோய் தொற்று உள்ளூர் நோய் தொற்று சமூக நோய் நோய் தொற்று இறக்குமதி நோய் தொற்றுன்றது வந்து இப்போ நம்ம வந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஃபாரின்லேருந்து வந்த ஆளுங்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் எங்கேயாவது வெளியே போகிறாங்க இல்லையா அவங்க அங்கேருந்து கொண்டு வந்த அவங்க வந்தாங்க இல்லையா அவங்கள்ட்ட இருந்த நோய் தொற்று இருந்துச்சுன்னா அதுதான் நோய் இறக்குமதி நோய் தொற்றுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி இறக்குமதி நோய் தொற்று அந்த நோய் தொற்று இருக்கிறவங்க இந்த உள்ளூரில் வந்து ஏதாவது ஷாப்பிங் மாலுக்கு போகிறது தேட்டருக்கு போகிறது இல்லை பொதுவெளிக்கு எங்கேயாவது போகிறது இந்த மாதிரி போகிற நேரத்தில் இன்னொருத்தன் இன்ட்ராக்ட் ஆகிறப்போ இவங்கள்ட்ட இருந்து இந்த வைரஸ் இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இவங்க எல்லாரும் உள்ளூர் நோய் தொற்றுன்னு ரெண்டாம் நிலையாக சொல்லப்படுது இதே மாதிரி மூன்றாவது சமூக நோய் தொற்று ஏன் எனக்கு வந்துச்சு எப்படி இது எனக்கு வந்துச்சுன்னே தெரியாத உண்மையிலேயே பதிவு இன்னைக்கு ரெண்டு மூணு கேஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு எனக்கு எப்படி எனக்கு வந்துச்சு நான் எங்கேயும் போனதும் இல்லை எந்த ஊருக்கும் போனதில்லை ஈவன் ஃபாரின் கண்ட்ரிஸ் நான் ட்ராவல் பண்ணதில்லை எப்படி எனக்கு வந்துச்சுன்னு பார்க்கும்போது இவங்க தான் சமூக நோய் தொற்று சொல்லப்படுது அதாவது ஏற்கனவே வந்துட்டு இந்த இறக்குமதி நோய் தொற்று இருக்கிறவங்க அடுத்து உள்ளூர் நோய் தொற்று இருக்கிறவங்க இந்த உள்ளூர் நோய் தொற்று இருக்கிறவங்க இன்னொரு இடத்துக்கு போகிறான் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த டிஸ்டன்ஸ் நம்ம சொல்கிற சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாமல் நெருக்கமாக போகும்போதோ இல்லை தும்பும் போதோ இருமும் போதோ இல்லை அவங்களோட கைகள் இன்னொருத்த கைகளை குலுக்கும் போதோ இந்த மாதிரி வந்துட்டு இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த மாதிரி டிரான்ஸ் ஆகிறப்போ கிட்டத்தட்ட இந்த சமூக நோய் தொற்று இருக்கிறவன் அடுத்தது அவன் குடும்பத்துக்கு போகும்போது அடுத்தடுத்து இடங்களுக்கு போகும்போது இந்த நோய் தொற்றுன்றது அதிகமாக போயிட்டு இருக்கு இதில் ஒரு விஷயம் சொல்லப்படுது அதிகமாக அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது உலக நாடுகள் இருக்கிற இறந்தவங்க இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கணும் பதினஞ்சு வயசுக்கு குறைஞ்சவங்களுக்கும் இந்த இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது ஏன்னா இவங்களுக்கு இம்யூனிட்டி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் வந்துட்டு ஈஸியாக இந்த வைரஸால் தாக்க முடியும் அப்படி பார்த்தா இந்த இளைஞர்கள் எல்லாருமே பஸ்ஸில் முன்னடிச்சுட்டு போகும்போது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க இந்த நோய் தொற்றை கொண்டு போய் நீங்க ஆரோக்கியமா இருந்து நீங்க உயிர் படைச்சிட்டீங்கன்னா கூட உங்க தாத்தாவோ பாட்டியோ வயசான அப்பாவோ அம்மாவோ இதனால பாதிக்கப்படுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ இதனால பாதிக்கப்படுவாங்கன்றத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க இது உங்களை மட்டும் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை நம்ம தேசத்தை சார்ந்த விஷயம் இன்னைக்கு நாளை மாலை ஆறு மணில இருந்து நூத்தி நாற்பத்தி நாலு தடை முப்பத்தி நாலு நீட்டிக்கப்பட்டிருக்கு இதுல கூட ஒரு விஷயம் என்னன்னா இந்த மக்களுக்கு ஏன் படிச்சவனு கூட இதுல அறிவு ஏன் இருக்க மாட்டேன் இல்லை அதுலயே தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்துட்டு அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை கூடங்கள் எல்லாமே அதாவது பால் விற்கிற இடத்துல இருந்து மளிகை பொருள் விற்கிற இடத்துல இருந்து கறி கூடங்கள் வந்து எல்லாமே இயங்கும் அப்படின்னா இயல்பான நிலை வந்து எதுவும் மாறாது ஆனா வந்துட்டு இந்த நாலு பேர் ரெண்டு பேர் கூடுறத தவிர்க்கணும் ஒவ்வொருத்தரா வந்துட்டு பொருட்களை வாங்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்கிற நேரத்துல மறுபடியும் இன்னைக்கு மால் இன்னைக்கு சின்ன சின்ன மளிகை கடைகள் கூட அவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடிஞ்சு ஏன்னா திரும்ப மளிகை பொருள் கிடைக்காம போயிருமோ காய்கறிகள் கிடைக்காம போயிருமோன்ற ஐயப்பாடு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சமூக அந்த விலகல்ல இருந்து நம்ம தவிர்த்துட்டு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்து இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்ன்றதை நீங்க நினைச்சு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரேஷியோ சொல்றேன் இப்போ சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தை எடுத்துக்குவோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் அங்கே இருக்காங்க வசிக்கிறாங்க அப்படின்னா மூணுல ஒருத்தருக்கு கொரோனா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கிற விஷயம் மூணில் ஒருத்தருக்கு கொரோனா வர வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தா பத்து லட்சம் பேர் தான் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர்த்துக்கு கொரோனா வர வாய்ப்பு இருக்குது ஒரு அறிவியல் ரொம்ப சிவியராக இருக்கிற கேஸ் அதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் வச்சுக்கோங்க வெறும் மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஒரே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மூவாயிரம் பேருக்கு இமீடியட்டாக ட்ரீட் பண்ணுற அளவுக்கு ஏன்னா இது சுவாச கோளாறு ஏற்படுத்துகிற நோய் அப்படின்றதுனால இமீடியட்டாக அவங்களுக்கு வென்டிலேட்டர் கொடுக்க அவங்க ஃபெசிலிட்டி இல்லாமல் போச்சுன்னா இந்த மூவாயிரம் பேரோட நிலைமை என்னவாகும் இந்த மூவாயிரம் பேர்த்தில் செலக்டிவ் பீப்புள் அப்போ டாக்டர்ஸ் செலக்டிவ் பீப்புள் இவங்க மட்டும் பர்டிகுலராக இவங்க காப்பாற்ற முடியும் முடியும் வென்டிலேட்டர் கொடுத்தா இவங்களை காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க செலக்டிவ் பீப்புளை மட்டுமே காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க இதே தான் இத்தாலியில் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு விஷயம் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இங்கே இத்தாலியில் ஒரு லட்சம் பேருக்கு இந்த சோ ஸோ பரிசோதனை அப்படின்றது தொடர் பரிசோதனை அப்படின்றது ரொம்ப முக்கியம் சொல்லப்படுது இந்த கொரோனா நோய் தொற்றுல அப்படி பார்க்கும்போது இத்தாலியில் ஒரு லட்சம் பேருக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும்தான் சோதனை செய்யப்பட்டிருக்கான் அதனால தான் இந்த மாதிரியான பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி மக்கள்கிட்ட பெரிய ஒரு விழிப்புணர்வில் ரொம்ப அலட்சியமாக இருந்திருக்காங்க தொடர்ந்து அரசு வந்து அறிவிச்சிட்டு இருந்த எந்த ஒரு பொது சுகாதார விஷயங்களையும் இவங்க ஃபாலோ பண்ணல இதே சூழ்நிலை நம்ம இந்தியாவே நீடிச்சு அப்படின்னா சீனா மாதிரியான மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நம்ம இந்திய நாட்டில் என்ன மாதிரியான சூழல் உருவாக்கப்படும் தயவு செஞ்சு இங்கே நினச்சி பாருங்கள் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் விழிப்புணர்வோட இருக்கணும் இது நம்மளோட சார்ந்தது மட்டும் இல்லை நீங்கள் எங்கேயாவது புதுவெளியில் போகிறீங்க சுற்றுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரும்போது யோசிச்சு பாருங்கள் உங்கள் பக்கத்தில் குழந்தைங்க இருப்பாங்க உங்களுக்கு எதிர் வீட்டில் வந்துட்டு வயசானவங்க இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த நோய் தொற்று கொண்டு வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க ஒரு குறைஞ்ச வயசில் இருபது இருபத்தஞ்சு வயசில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பு எடுத்துட போகிறதில்ல சாதாரண ஃப்ளூ மாதிரி காய்ச்சல் மாதிரி வந்துட்டு அது சரியாயிடுது இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் கூட உங்களை ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த வயசானவங்களோ குழந்தைகளோட நிலைமை நினைச்சு பாருங்கள் நீங்க வெளியே போய் இந்த நோய் தொற்று கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தாரோ இல்லை உங்களோட பக்கத்தில் அண்டையாளரையோ இதனால் பாதிப்பு ஏற்படுத்தி அவங்கள கொலை செய்ய போகிறீங்களா இது தயவு யோசிச்சு பாருங்கள் இங்கே சமூக விலகல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இனியும் இந்த முண்டி அடிச்சு போகிறத நிறுத்திட்டு உங்களோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க இந்த நோய் தொற்றோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி உலகம் முழுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு இந்த சமூக வலைகள் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பவுமே வந்துட்டு நம்ம பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு நிச்சயமா பயப்பட்டே ஆகணும் எனக்கு வராது யாருக்கு வந்தாலும் எனக்கு என்ன கவலை அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இதுக்கான விலையை நம்ம கொடுத்தே தீரணும் தயவு செஞ்சு இந்த சொல்ற மாதிரியான சுய அந்த சுகாதார கட்டுப்பாடுகள் சுகாதார அறிவுறுத்தல்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த கொரோனாவை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த செயின் அந்த செயினை வந்துட்டு பிரேக் பண்ணுறதுக்கு எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்கணும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் நம்ம கவர்மெண்ட் நமக்காக உயிரை கொடுத்து வேலை பார்க்குற இந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸு இந்த டாக்டர்ஸு இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் எல்லோரும் அவங்கள மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம செய்வோம் நம்ம சமூக வலைகளில் இருந்து இருக்க வேண்டியது மிகப்பெரிய முக்கியம் ஏன்னா இன்றைக்கி நமக்காக நிறைய பேர் அந்த இந்த நோய் தொற்று வந்தால் கூட பரவாயில்லன்னு அவங்களோட பொது சேவையில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணுன்றது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் இந்த நோய் தொற்றை எதிர்கொள்ள முடியும் நம்ம இந்தியாவில் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாமல் நம்மளை காப்பாற்ற முடியும் நம்ம காத்துக்கிறோமோ இல்லையோ நம்மளை சுற்றிக்கிறோம் நம்ம காப்பாற்றுறது நம்மளோட கடமை தயவு செஞ்சு இதை மனசில் வச்சுக்கோங்க